இருக்கிற மீனவர்கள் நாட்கூலி வேலையாட்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இவனுங்க படித்து பெரிய வேலையிலேருந்து மாதம் பத்து லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிறவனுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த டீச்சர் என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ இவர் கீழே ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இவர் படித்தது ஐஐடி கராக்பூர் இந்தியாவில் இருக்கிற காலேஜ் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இல்லாத எதுவுமே அங்கே கிடையவே கிடையாது அப்படியே உங்கள் குழந்தை Hello friends, it's Hi from Suresh and we are back with another great video today. And I want to clarify this look is because of the coronavirus lockdown situation. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வேலை செஞ்ச ஒரு கொலீக் ரொம்ப கவலையாக உட்காந்துருந்ததை பார்த்தேன் என்ன நண்பா என்ன ப்ராப்ளம் என்னாச்சுன்னு கேட்டேன் அதுக்காக இல்லை சுரேஷ் ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னான் இல்லை பரவாயில்ல ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணு அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இல்லை சுரேஷ் என்னோடய அக்கா நம்மளை மாதிரி படித்து நம்மளை மாதிரி வேலை செய்ய வேண்டிய ஒரு ப்ரொஃபைல் தான் பட் அவங்க இப்போ வந்து யூஎஸில் இருக்கிறாங்க மேரேஜ் முடிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் கூடயே அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னான் இதுக்கேண்டா கவலைப்படுற நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் இல்லை அவங்களுக்கு ஒரு எட்டு வயசு பையன் இருக்கிறான் சுரேஷ் அவனுக்கு நேற்று ஸ்கூல் அட்மிஷனுக்காக யூஎஸில் ஒரு நல்ல ஸ்கூலில் போயிருக்காங்க அந்த ஸ்கூலில் அவனுக்கு ஒரு அட்மிஷன் டெஸ்ட் அதாவது skill set potential screening conduct பண்ணிவிட்டு இந்த பையனை நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அவனு எட் அவனுக்கு எட்டு வயசுக்கான க்ரோத் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க சுரேஷ் அதை நான் கேட்டதும் எனக்கு உடனே what is wrong with them அப்படின்னு கேட்டேன் உடனே இங்கே பாருங்கள் சுரேஷ் என்னோடய அக்கா லாஸ்ட் மந்த் ஹாலிடேஸ்க்கு இந்தியா வந்திருந்தப்போ எடுத்த வீடியோஸ் அப்படின்னு he showed me like four to five videos அந்த குழந்தை என்ன ஸ்மார்ட் என்ன பிரைட் அந்த குழந்தையோட ரெஸ்பான்ஸ் தாட் ப்ராசஸ் அது எவ்வளோ தாட்ஃபுல்லாக பதில் சொல்லுது அப்படின்னு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஷாக்ட் அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன் ஏ தம்பி உங்கள் அக்கா குழந்தைகிட்ட ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஊர்க்காரங்கக்கிட்ட தான் ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப கிளியராக அவங்ககிட்ட பேசினேன் இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்காவில் இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிற நம்ம நாட்டு பெரியவங்களையே அந்த நாட்டில் இருக்கிறவனுங்க நம்ம கலரு நம்ம இங்கிலீஷ் பேசுகிற விதம் ஆக்சென்ட் அதாவது பேசுகிற ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாரையும் ஒரு நாயை பார்க்குற மாதிரியே பார்ப்பானுங்க அப்படி பார்த்தா கல்ஃப் கண்ட்ரீஸில் கத்தார் துபாய் சவுதி இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மீனவர்கள் நாட்கூலி வேலையாட்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இவனுங்க படித்து பெரிய வேலையிலேருந்து மாதம் பத்து லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிறவனுக்கு கிடையாது பட் அங்கே உண்மையிலே நீங்கள் இருக்க இந்தியங்கிட்ட கேட்டேன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னு ரொம்ப பந்தாக விடுவானுங்க அதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வரட்டு கவரும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் ஆனால் பெரிய பெரிய மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நிலைன்னா ஒரு குழந்தைய ஸ்கூலில் அட்மிஷனுக்கு கொண்டு போகும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மற்ற யூஎஸ் அண்ட் யூகே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசும்போதோ ஒரு பத்து கேள்வி கேட்கும்போதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த டீச்சர் என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது அந்த டீச்சர்ஸ் ஆக்சென்ட் புரியாது அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சாலும் அந்த கேள்விகளுக்கு அது கரெக்டான பதில் சொல்லும்போது அந்த டீச்சருக்கு அந்த குழந்தையோட ஆக்சென்ட் புரியவே புரியாது ஸோ அது என்ன பதில் சொல்லுது கரெக்டாக பேசுதா இல்லையா அப்படின்னு அந்த டீச்சருக்கே ஒரு மண்ணும் புரியாது கடைசியில் இந்த பிரச்சனையில் நம்ம குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லை அதுக்கு வேறு ஆர்டிசம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஏமாத்துறானுங்க நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணினாலும் அந்த அது கரெக்டு அப்படின்னு சொல்லி பாராட்டுறோம் அதை என்கரேஜ் பண்ணுறோம் அந்த சில்ட்ரன் அந்த குழந்தைங்க ஒரு மூணு நாலு வருஷம் பேசலை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டாக்டர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரை பார்க்க போக மாட்டோம் அப்படியே போனாலும் டாக்டர்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட ரொம்ப பேசுங்க மற்ற குழந்தைங்களோட பேச வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒன்று ரெண்டு வயசில் நல்லா பேசிவிடும் ஏன் ஒரு சில நேரம் அது பேசுகிறத தாங்க முடியாது இதே சுச்சுவேஷன் மற்ற நாடுகளில் ஆர்டிசம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு அந்த குழந்தைங்க ட்ரைனிங்கை பேரில் கொடுமைப்படுத்தி அந்த பிரெயின் வளர்ச்சியை ஷண்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேருக்கும் முக்கியமாக இந்தியா மக்கள் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் English is just a language it's not a knowledge ஒரு அமெரிக்கா நேட்டிவ்காரன் அவன் பேசும்போது அவனோட லாங்குவேஜ் அல்லது ஆக்சென்ட் புரியலை அப்படின்னு உன்னை ஒரு மாதிரி இழிவாக பார்த்தா நீ பேசும்போது உன்னோட ஆக்சென்ட் புரியலைன்னு அவன் சொன்னால் நீங்களும் அவனை வந்து இழிவாக பார்க்கலாம் because it's not a knowledge it is just a language so என்ன கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இல்லாத எதுவுமே அங்கே கிடையவே கிடையாது அப்படியே உங்கள் குழந்தைங்க இங்கே நம்ம நாட்டில் இல்லாத ஏதாவது படிப்பு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா you should send them only after they complete the basic degree or masters in India இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டாப் டென் கம்பெனிஸில் இருக்கிற இந்தியன் சிஇஓஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா they have done their basic degrees in India that's the power of Indian education for example Sundar Pichai கூகுளோட சிஇஓ இவர் கீழே ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இவர் படித்தது ஐஐடி கராக்பூர் இந்தியாவில் இருக்கிற college Satya Nadella CEO of Microsoft இவர் படித்தது electrical engineering Manipal college Vivek Sankaran president and CEO of Albertsons இவர் படித்தது IIT Chennai Sanjay Mehrotra, President and CEO of Micron technology Birla institute of technology and சயின்ஸில் பிலானியில் படித்தவர் Ajpal Singh Banga president and CEO of Mastercard இவர் படித்தது BA economics from Saint Stephen's college and MBA from Indian institute of management Shantanu Narayan chairman and CEO of Adobe ஒரு பெரிய கம்பெனி இவர் படித்தது university college of engineering Osmania university in Hyderabad Dinesh Paliwal president and CEO of Harman international industries இவர் படித்தது நம்ம ஐஐடி உத்தராகண்ட் ஸோ நீங்களே திருப்பி திருப்பி திங்க் பண்ணி பிரெயின் ஸ்டாம் பண்ணுங்கள் think what is good for you and for your children தேவையில்லாத ப்ரெஷருக்கு ஆட்பட்டு உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வரட்டு கௌரவம் வீட்டு குழம்புக்கு கூட யூஸ் ஆகாது உடம்புக்கு லைஃபுக்கு எதுவுக்குமே அது நல்லதில்லை you know take care of your kids and their future think what is important for them அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கேரிங் கிடைக்க வேண்டிய க்ரியேட்டிவிட்டி எல்லாம் அந்தந்த டைமில் கிடைச்சாதான் அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கொக்கூன் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூலில் போட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மற்றவங்க பேசுகிறது புரியுதா புரியலையா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதனோட மற்றவங்களோட பாடி லாங்குவேஜ் புரியுதா இதை பற்றி ஒரு க்ளூ கூட இல்லாமல் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க குழந்தைங்க காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஸ்கூல் போயிடுச்சுன்னு போனாங்கன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு பார்க்காம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் பற்றி யோசிங்க so take care of your kids and their future think what is important think what they need at this moment until we see in the next video it's bye from Suresh thank you so much for வாட்சிங் மை வீடியோஸ்